வணக்கம் கோரக்கரையா உள்ளதை உள்ளபடி உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா தமது சந்திரரகையில் இந்த மருந்து பக்குவத்தை சொல்லித் தருகிறார் இந்த பக்குவத்தால உடம்பு கல்தூண் போல பலமாக இருக்கும்னோ உடம்புல தேஜஸ் வந்து பிரகாசமா இருக்கும்னு சொல்றார் நோய் நொடியே வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பதினெட்டு சித்தர்களும் மறைச்சு வச்ச இந்த கற்பத்தை கோரக்கரையா தெளிவாக சொல்லித்தரதால இந்த பக்குவம் சிறப்பானதாகவே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடலுக்குள் போகலாமா சத்தியமா சொல்றேன் இந்த வைத்திய பாகத்தை கேளுங்க இதோட அருமையை தேடி அலையாமல் இருப்பதற்காக தப்பில்லாமல் உள்ளதை உள்ளபடியே சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த வேகமான பலம் மிக்க இந்த குருவான முதன்மையான மூலிகைகளை பதினெட்டு சித்தர்களும் செய்து பார்த்து பலம் பெற்ற மூலிகையானதால இதை பற்றி வெளியில் சொன்னதால எனக்கு சாபம் ஒன்றும் கிடையாதுன்னு இந்த பதினெட்டு சித்தர்களும் பரிபாஷையா ரகசிய வார்த்தையா மறைச்சு சொன்ன மூலிகையை பற்றியும் சுத்தமாக எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு சத்தியமான மூலிகையான திருநெற்று இலைங்கிற மூலிகை தானும் அதில் எல்லா விதமான சக்திகளும் மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த மூலிகைய முதலானதான அரசனே போட்ட கட்டளை மாதிரியே இந்த பதினெட்டு பேரும் இந்த உலகத்துல யாருக்குமே சொல்லாம மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அப்படி சிறுநீற்று பச்சிலையில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டா அது தெய்வீக மூலிகைகளில் ஒன்றானதும் நிறைய தாது உப்புகளும் வேதிப்பொருட்களும் அடங்கி இருக்கிறதாலையும் நோய் கிருமிகளை அழிக்கின்ற குணமும் உடலில் இருக்கிற கெட்ட நீரை எல்லாம் வெளியேற்றி சிறுநீரை பெருக்கியும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்தி நோயே அணுகாம செய்கிறதுனாலேயோ என்னவோ இந்த மூலிகையை சித்தர்கள் ரகசியமாகவே வைத்திருக்கிறார்களோ என்னவோ துளசியோட இனத்தை சேர்ந்தது துளசி மாதிரியே துளசியோட குணத்தையும் வாசனையையும் கொண்டது இதோட பூ வெள்ளையும் ஊதாவும் கலந்து இருக்கும் இதோட விதைய சப்ஜா விதைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் இந்த விதைகளை தண்ணியிலையோ சர்பத்து ஜூஸு குளிர்பானங்கள்லையோ கலந்து குடிக்கிறதும் உண்டு உடம்புல சூட்டை தணிக்கிறதுக்கும் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் நீர்க்கடுப்பு வராமலும் உடம்புல எடைய குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் விட்டமின்கள் இரும்பு சத்தும் அதிகமாக இந்த விதையில இருக்கிறதால இதை அன்றாடம் எடுத்துக்கிறது நல்லது திருநீற்று பச்சலைனா சும்மாவா இந்த திருநீற்று பச்சலைங்கிற மூலிகையோட முக்கியமான மருந்து சேர்த்து சுண்ணமாக செய்தா அதுதான் இந்த காயாதி கற்ப மருந்துகளில் முக்கியமான நுட்பமான சூட்சுமமான மருந்தா கற்பமா இருக்கும்னு இத பதினெட்டு சித்தர்களும் பக்குவமா செய்து சாப்பிட்டதால அவர்கள் சித்தத்திலேயும் நோய் நொடி இல்லாமலும் சுத்தமாக வாழ்ந்ததையும் சொல்லித் தர்றேன்னு சொல்லிட்டு பதினெட்டு சித்தர்களும் உண்ட சாப்பிட்ட மகத்தான மருந்தான கற்பத்தை சொல்றேன் உண்மையா சொல்லணும்னா மிருதார் சிங்கி மிருதார் சிங்கிங்கிறது அறுபத்தி நாலு விதமான பாஷாணங்கள்லையும் சிறந்ததுன்னும் காயகற்பங்களில் இது சேரும்போது இன்னும் பலம் கூட்டும்னு உண்டு இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து காடியில் போட்டு ஊற வச்சு சுத்தி பண்ணி எடுத்து உபயோகிக்கிறதும் உண்டு சுத்தி பண்ணின மிருதார் சிங்கி கூட கடைகளில் கிடைக்கலாம் அந்த மிருதார் சிங்கிய ஒரு பலம் அதாவது முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு திருநீற்று பச்சிலையை ஒரு கீரைக்கட்டு அளவுக்கு எடுத்து இலையை மட்டும் அரைச்சு சாறு எடுத்துட்டு மிருதார் சிங்கியோட சேர்த்து ஒரு மூணு நாளைக்கு திருநீற்று பச்சிலையோட சாரை விட்டு விட்டு அரைச்சு எடுத்து ஒரு இழந்த பழம் அளவுக்கு உருண்டையா உருட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அந்த உருண்டைய ஒரு சிறு மண் சட்டியில போட்டு மேல் மூடிய துணியால மூடி மண்ணை கரைச்சி நனைச்சு மூடி சீலை செய்து காய வச்சு குக்குடம் குக்குடம்னா கோழிப்புடம்னு அர்த்தம் கோழிப்புலம்ங்கிறது ஒரு பத்து எருவை சீலை செய்து காய வச்சிருக்கிற மண்சட்டிய மூடுற அளவுக்கு மேலே மேலே அடுக்கி நெருப்பை வைக்கிறதுக்கு தான் கோழிப்புடம் கோழிப்புடம் போடுறதுங்கிறது அப்படியே புடம் போட்டு எடுத்ததை மறுபடியும் மறுபடியும் ஒரு அஞ்சு தடவை புடம் போட்டு எடுத்தா வில்லையா தட்டி காய வச்ச சரக்கானது சுண்ணமா மாறி இருக்கும்னோ அந்த திருநீற்று பச்சிலையோட சாரும் மிருதார் சிங்கியும் சேர்ந்து அரைச்சி எடுத்து வில்லையா உருண்டையா உருட்டி எடுத்து வெயில காய வச்சு எடுத்தத கோழிபுடம் போட்டு அதுவும் அஞ்சு முறையா குடம் போட்டு எடுத்தா கிடைக்கிற சுண்ணத்தை சித்தர்கள் பார்த்தா எடுத்துட்டு போயிடுவார்கள்னோ அப்படிப்பட்ட கற்பும் அந்த சுண்ணம்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து இந்த கற்பத்தை சுண்ணத்தை எடுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஓம் அம் உம் லம் அப்படின்னு செவிக்க சித்தர்கள்லாம் வந்து உங்களுக்கு வரங்கள் தருவார்கள் என்றும் இந்த சுண்ணத்தை ஒரு சிறு சிட்டிகை அளவு எடுத்து நெய்யில கலந்து ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டுட்டு வந்தா உடம்பு கல் தூண் போல இறுகி சும்மா பல பலன்னு காந்தம் போல கவர்ச்சியான தேகம் கிடைக்கும் நோ நோயும் நொடியும் இல்லாது போகும் நோ எண்பது விதமான வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களும் போயே போகும் நோ இதுக்கு இந்த கற்பத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற நாற்பத்தெட்டு நாளைக்கும் புளியும் போகமும் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் குண்டலினி யோகம் செய்கிற மக்களுக்கு மூச்சு வலுவாகி சோதி மயம் யோகத்தில் அமுதம் பொங்கி வழியும்னோ பெரிய ஞான சித்தன் ஆகலாம் அப்படின்னும் சொல்லிட்டு சிறப்பு கற்பான சித்தர்கள் பதினெட்டு பேரும் எடுத்துக்கிட்ட இந்த கற்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னதை கேட்டிருப்பீங்க இன்னும் முக்கியமா சுத்தி செய்த சுத்தமான வெள்ளியும் செம்பும் சேர்ந்து உலையில கொதிக்கும்போது இந்த சுண்ணத்தையும் சேர்த்தா எட்டு மாத்து தங்கமா கிடைக்குங்கிற ரகசியத்தையும் சொல்லித்தர்றார் உடம்பு ஆரோக்கியம் யோகத்தில் ஆரோக்கியம் தங்கம்மா மாத்திர ரகசியத்தையும் சொல்லித்தந்த கோரக்கர் ஐயாவுக்கு கோடானு கோடி வணக்கத்தையும் சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம கேட்கறதும் அதன்படி நடக்கிறதும் கூட நல்ல விஷயம்தானே